மயிலந்தராறில் கூலிப்படையை ஏபி காரைக்கால் பாமக செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக இரண்டு பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் கொலை குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தினர் இதில் தேவமணியின் வீட்டுக்கு எதிரே உள்ள நிலம் தொடர்பாக தேவமணிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிமாறனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருவதாக தெரிகிறது எனவே இந்த விவகாரத்தில் மணிமாறன் கூலிப்படையை ஏவி தேவமணியை கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகிறார்கள் இது தொடர்பாக மணிமாறன் உள்பட இரண்டு பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட தேவமணி நிலப்பிரச்சினை தொடர்பாக மூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை கோர்ட்டில் தொடர்ந்துள்ளார் கொரோனா காலத்தில் மதுக்கடைகளை மூடுமாறு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து வெற்றியும் கண்டார் புதுச்சேரியில் பெட்ரோல் விலையை குறைக்க வலியுறுத்தியும் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இது தவிர பல்வேறு பிரச்சனைகளிலும் சிக்கியிருந்தார் எனவே புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் தமிழக பகுதியிலும் அவருக்கு எதிரிகள் அதிகமானதாக தெரிகிறது அதனால் எப்போதும் ஆதரவாளர்களுடனே வெளியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் மர்மந்தர்கள் நோட்டமிட்டு தேவமணியை தீர்த்து கட்டியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மதியம் தேவமணியின் உடலை பிரேத பரிசோதனை முடிந்து போலீசார் ஒப்படைக்க முன்வந்தனர் ஆனால் அவரது உறவினர்களும் பாமகவினரும் உடலை வாங்க மறுத்தனர் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டுமென்று கோரி மருத்துவமனையை முற்றுகையிட்டதுடன் அங்கு கொட்டும் மழையில் சாலையில் அமர்ந்து திடீரென மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு மேலும் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு வந்த காரைக்கால் மாவட்ட துணை கலெக்டர் ஆதர்ஷ் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏற்கனவே இரண்டு பேரை பிடித்துள்ளதாகவும் மேலும் சிலரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதி கூறினர் இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு தேவமணியின் உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்றனர் பின்னர் அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது உடலுக்கு பாமக மாநில அமைப்பாளரும் முன்னாள் எம்பியுமான தன்ராஜ் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் மாலை ஆறு மணி அளவில் தேவமணியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது தேவமணி கொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட திடீர் பதற்றத்தை தொடர்ந்து திருநள்ளாறில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன இதனால் கடைவீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது தொடர்ந்து அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தடுக்க நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் துப்பாக்கி இந்திய போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட பாமக தேவமணியின் வீட்டில் அவரது குடும்பத்தினரை சந்தித்து அக்கட்சியின் தலைவர் ஜிகேமணி ஆறுதல் கூறினார் அப்போது தேவமணியின் கொலை வழக்கை சிபி விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சாதாரணமாக நடந்ததாக கருத முடியாது திட்டமிட்ட சதி செயல் பின்னணி இருக்கிறது என்பதை நீங்க பார்த்தவர்கள் கேட்டவர்கள் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பா பத்திரிகை தரப்பிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய செய்தி கூட இதில் பின்னணி இருக்கிறது பதி இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது இந்த படுகொலை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தேவமணியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு குறிப்பாக மனைவி மகன் மகள்கள் உறவினர்கள் குடும்பத்தினருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையின் சார்பில் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவமணிக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து அஞ்சலியும் செலுத்துகிறோம் இன்று எங்கள் மருத்துவரையா சார்பில் எங்கள் இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சார்பில் தலைமையின் சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வது என்பதோடு இந்த படுகொலையின் உண்மையை கண்டறிய வேண்டும் மனித உயிர் விலை மதிக்க முடியாதது இதை எடுத்தான் கவழ்த்தேன் என்ற நிலையில் படுகொலை என்பதை சாதாரணமாக விட்டுவிடாமல் இது உண்மையை கண்டறிய வேண்டும் கண்டறிவதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில்